வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா thirty four thousand seven twenty ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி தேர்ட் டைம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டென் ஓ கிளாக் ஆக போகுது இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் அதோட கேண்டலினுடைய கலரும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் பையிங் ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் கேண்டில் செட் பண்ணியிருக்கோம் செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலர் கேண்டில் செட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பைக்கால் வந்து லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகலை கேண்டிலுடைய கலர் மாறும் கலர் மாறின நெக்ஸ்ட் செகண்டே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது என்ன பாயிண்டில் பை பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஒரு சஜஷன் வந்துடும் அது பார்த்தீங்கன்னா நமக்கு thirty four thousand seven seventy four point தேர்ட்டியில் பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அதுக்கு மேலே இருக்க ரெண்டு லைன் பார்த்தீங்கன்னா ரெண்டு க்ரீன் கலர் லைன் ஃபஸ்ட் ஆர்ட் செகண்ட் ஆர்ட் லைன் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இப்போதைக்கு நமக்கு பை கால் வந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி ஆக்சுவலி ப்ரீவியஸாக ஒரு கால் வந்துச்சு ஸோ அது பார்த்திங்கன்னா செல் கால் இன்றைக்கி செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நைன் தேர்ட்டிக்கு ஜென்ரேட் ஆச்சு சடனாக வந்து மார்க்கெட் இறங்கையில் வந்துச்சு thirty four thousand six hundred ரேஞ்சில் அது ஒரு டூ மினிட்ஸில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்பீடான மூவ்மெண்ட் இருந்தனால நமக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணி செகண்ட் டார்கெட் வரைக்கும் அதுக்கப்புறம் போச்சு இன்றைக்கி ஜூலை டுவெண்ட்டி தேர்ட் ஃபஸ்ட்டு வந்த ஃப்ரெஷ்ஷான கால் பார்த்தீங்கன்னா செல் கால் அதுக்கப்புறம் இப்போ நமக்கு கிடச்சிருக்க கால் பார்த்தீங்கன்னா பைக் கால் இப்போ இந்த பைக் கால் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த பையிங் ரேஞ்சில் தான் இருக்குது thirty four thousand seven seventy four point thirty தான் பை ரேஞ்ச் ஸோ அங்கே தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு நம்ம ஆனால் எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா thirty four thousand eight sixty one point twenty so இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு இந்த ஜெனரேட் ஆயிருக்க இந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு ஸோ இந்த ஜென்ரேட்டர்ஸ் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணும் பையிங் ட்ரன்னா க்ரீன் கலர் கேண்டில் வரும் அது என்ன பாயிண்ட்டில் வாங்கலாம் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்னென்னு வரும் செல்லிங் ட்ரெண்ட்னா கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆயிரும் என்ன பாயிண்டில் செல் பண்ணலாம் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கால்ஸ் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணும் ஸோ அப்படி தான் இன்றைக்கி ஜூலை டுவெண்ட்டி தேர்ட் பேங்க் நிஃப்டியில் என்ன நடக்குதுன்றதை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி செல் கால் ஓப்பன் ஆகி டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு இப்போ இந்த பைக் கால் எப்படி மூவ்மெண்ட் பண்ணுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு டென் லெவன் ஆகுது மார்க்கெட் நமக்கு நைன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு அந்த பைக் கால் இப்போ பார்த்தீங்கன்னா சடனாக வந்து ரைஸ் ஆச்சு ரைஸ் ஆனதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு thirty four thousand seven seventy ஃபோரில் பை பண்ண சொன்னிச்சு நைன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு பத்து பத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா பையிங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டே இருந்துச்சு சடனாக இப்போ தான் மார்க்கெட் ரைஸ் ஆச்சு ரைஸ் ஆனதில் ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி தேர்ட்டி ஃபோர் எயிட் செவன்ட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து போயிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா bank Nifty monthly option actually லா வரப்போகிற வீக் தான் வந்து லாஸ்ட் வீக் ஸோ அதனால் மந்த்லி ஆப்ஷன் பார்க்குறோம் thirty four thousand five hundred call option ஓகேங்களா ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு பைக்கால் வந்து நைன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு வந்திருக்கு என்ன ரேஞ்சுனா ஃபோர் செவன்ட்டி செவனில் வந்திருக்கு அது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ்டி ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஆப்ஷன்லையும் வந்து கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் உங்களுக்கு மூமெண்ட்ஸ் வந்து கொடுக்கும் ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால் ஸோ அது செல் கால் வந்து நீங்கள் கால் ஆப்ஷனில் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஆப்ஷனுடைய ஸ்பெஷாலிட்டியே நீங்கள் புட் ஆப்ஷன் போய்க்கலாம் அதில் போயிட்டு பை பண்ணி ப்ரீமியம் கம்மியாக நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ ஆப்ஷன்லையும் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் இல்லை ஃபியூச்சர் பேஸ்டு உங்களுடைய ஆப்ஷன் விருப்பப்பட்ட ஆப்ஷனில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் நீங்கள் டேரக்ட் ஆப்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் இந்த மணி ஆப்ஷன் வந்து ரெஃபர் பண்ணுவோம் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹாயின் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ